நேற்று மேச ராசிக்காரர்களை பற்றி பேசினேன் மேச ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிகவும் சிறந்தது என்பதை பேசினேன் அதுக்கு முதல் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த ஆண்டு என்று பேசியிருந்தேன் இன்றைய தினம் ரிஷபராசி ராசி என்பர்களை பற்றி பேசப்போகின்றேன் அன்பான ரிஷபராசி ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நன்மைகளை செய்யப்போகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவது நான் சொல்கிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் விளையாடக்கூடாது ஏதாவது நோய்கள் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனைகளை சரியாக கடைபிடித்து வாருங்கள் நீங்களே உங்களோட பாட்டுக்கு ஃபார்மசிக்கு போய் உங்களுக்கு தெரிந்த மருந்துகளை வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு டாக்டர் என்ன சொல்லுறாருன்னு கேட்டு செயல்படுத்துங்க தேவைப்பட்ட பரிசோதனைகள் ஐம்பது வயசு ஆச்சு ஐயாண்டா வருஷத்துக்கு ஒருக்கா மெடிக்கல் செக்கப் நீங்கள் எடுக்கத்தான் வேணும் அதே மாதிரி தேவைப்பட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திற்கு இந்த வருஷம் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் முதலாவது விஷயம் தாய் வழி அல்லது தந்தை வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை மரியாதையோடு நடத்துங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் சரியாக செய்து கொள்ளுங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் பெரிய முதலீட்டை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு நான் முதலீடு செய்யாமல் இருக்கணுமான்னு அப்படி இல்லை இந்த வருஷம் பெரிய முதல் அதாவது அங்கே பெரிய ஒரு வட்டிக்கு காசை வாங்கி முதலீடை போட்டு உழைச்சி கொடுத்துடலாம் என்று நம்பி எதிலையும் இறங்கிறாரீங்கோ காலம் அவ்வளவு சாதகமாக இல்லை பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய காலம்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் பாரிய முதலீட்டை தவித்து விடுங்கள் குறைந்த அளவு முதலீட்டை ரொம்ப நிதானமாக ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்ததற்கு பின்னர் முதலீடை மேற்கொள்ளுங்கள் நிலைமை இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால பெரிய முதலீட்டை வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம் என்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு கூட்டாளி ஒருத்தன் சொன்னான் ஐயா என்னோட சேரு நல்லா வந்துடலாம்ட்டு இதுக்காக நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆர்டிஓ வட்டிக்கு அதிக வட்டியாக கடனை கடனை வாங்கி அவனோட சேர்ந்து ஏதாவது செய்ய போய் அவனையும் கஷ்டத்தில் போட்டு நீங்களும் கஷ்டத்தில் விழுறதுக்கு அதனால் ரொம்ப யோசித்து செய்யுங்க பெரிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி கஷ்டப்படாதீர்கள் கடன் வாங்கியக்குள்ள ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்தே கடன் இந்த கடனை அடைக்க முடியுமா இதற்குண்டான வட்டியை செலுத்த முடியுமா என்னுடைய வருமானம் என்ன நீங்களும் திட்டம் போடுங்க மனைவியோடு சேர்ந்து ஆலோசனை பெறுங்கோ நண்பர்களோடு சேருங்கோ நல்ல வடிவாக கணக்கு பாருங்கோ உங்களுடைய வரவு என்ன உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் இந்த வருமானத்தில் அந்த வட்டியை கட்ட முடியுமா இந்த கடனை எப்பயாவது அடைக்க முடியுமா அடைத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஒரு தளத்துக்கு ரெண்டு பரம் யோசிச்சு அதிக வட்டிக்கு கடனை வாங்கிட்டு யோசிக்காதீங்க ஆடம்பரமான செலவுகளை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் நேர்மையாக நீங்கள் வாழ வேண்டும் சிக்கனமாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு உறுத்தாமல் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறை மற்றவர்களை ஏங்க செய்யக்கூடாது மற்றவர்களோட போட்டி போட்டு வாழ முயற்சி செய்யாதீங்கோ கண்ணியமான வாழ்க்கை வாழ பழகி கடன் வாங்குறது அதாவது ஆடம்பர செலவு உங்கள் உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ற ஆடம்பரமாக ஒரு காரை வாங்குறது பிறகு லீஸ் கட்ட இல்லாமல் கஷ்டப்படுறது எங்களோட தகுதியை மீறி ஒரு வீடை வாங்குறது பிறகு அதுக்கு கடன் அடைக்க இல்லாமல் கஷ்டப்படுறது பிறகு அந்த வீடை விற்கிறது நஷ்டப்படுறது இதையெல்லாம் தவித்து கொள்ளுங்க அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது கோயில்களுக்கு போகிறதெல்லாம் போயிட்டு வாங்கோ ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்கன்னா அந்த நேர்த்திக்கடன்களை எல்லாம் நிறைவேற்றுங்கள் இந்த வருஷம் ஒரு முறை ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வாங்கோ ஒரு முறை குலதெய்வ வழிபாடை செய்யுங்கோ அதே நேரத்தில் எல்லாம் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு ஏதாவது உதவி பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஐயா ஒரு பாலை வாங்கி கொடுங்கோ ஒரு அருகம்புல்லும் மாலையை வாங்கோ ஒரு போத்தல் எண்ணெயை வாங்கி கொடுங்கோ இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுங்கோ ஏதாவது ஊரை தாண்டி ஒரு கோயிலுக்கு போகணுமா இருந்தால் போயிட்டு வாங்கோ அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்கோ ஒரு டூர் ஒன்று போயிட்டு வாங்கோ எல்லா கோயில்களுக்கும் ஒரு டூர் ஒன்று போயிட்டு வாங்கோ பஞ்ச ஈஸ்வரங்கள் திருக்கேதீஸ்வரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வாங்கோ முன்னேஸ்வரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வாங்கோ தாந்தோண்டி ஈஸ்வரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வாங்கோ இந்த மாதிரி பஞ்ச ஈஸ்வரங்கள் இலங்கையில் இருக்குது அதுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கோ கதிர்காமத்துக்கு போயிட்டு வாங்கோ நைனாதிவி நாகபூஷணி அம்மனுக்கு போயிட்டு வாங்கோ அந்த மாதிரி செல்வச்சன்னதிக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி தான் ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த முறை புதிய தொழிலில் யோசித்து செய்யவும் புதிய முயற்சிகளை எல்லாம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரத்துக்கு மூன்று தரம் யோசித்து நண்பர்களுடைய ஆலோசனையை பெற்று அனுபவசாலிகளுடன் கதைத்து பேசி தீர்மானித்து அதுக்கு பிறகு வேலை செய்யுங்க தடார் புடார்னு நீங்களே நினைச்சு ரகசியம் எதையும் செய்ய போகிறீங்க கஷ்டத்தில் விழுந்துருவீர்கள் கல்வியில் சில தடைகள் ஏற்படும் மாணவர்கள் வல்லு கவனமாக கடின உழைப்பு கடினமான முயற்சி முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் வாழ்வில் வெற்றி கிடையாது படிப்பு என்பதே பயிற்சியோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு கணக்கை ரெண்டு தரம் மூன்று தரம் போட்டு போட்டு பார்க்கத்தான் அது மனசில் படியும் திரும்ப திரும்ப படிக்கத்தான் மனசில் படியும் படித்ததை எழுதினால் மனசில் பதியும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி படித்தீங்கன்னா மனசில் பதியும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தை விட்டொழியுங்கள் வெக்கப்படுறத விட்டொழியுங்கள் பயத்தை விட்டொழியுங்கள் இதெல்லாம் கல்விக்கு எதிரி சோம்பேறித்தனம் பயம் வெக்கம் இந்த மூன்றும் முன்னேற்றமுடையவனுக்கு எதிரிகளான விஷயங்கள் இந்த மூன்றும் உள்ளவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மூன்றையும் விட்டவன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவான் படிக்கிற நேரத்தில் போட்டில் போய் எழுத சொன்னால் அதுக்கு ஒரு வெக்கம் டீச்சர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அதுக்கு ஒரு வெக்கம் வெக்கப்படுறது பயப்படுறது இதெல்லாம் மோசமான விளைவுகளை தரும் இதெல்லாம் விட்டுட்டு மாணவர்கள் அதிக அக்கறையோடு படியுங்கள் பரீட்சை எழுதுங்கள் உங்களுக்கு மற்ற விஷயங்களெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சம்பாதிக்கலாம் திருமணம் செய்ய வேண்டிய நேரத்தில் திருமணம் செய்யலாம் படிக்கிற நேரத்தை வேறு எதற்காகவும் ஒதுக்காமல் அக்கறையோடு படிக்க வேண்டிய காலமாக இது இருக்குது கல்வியில் தடை வரும் கவனம் சுப காரியங்களும் சுப செலவுகளும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டில் குரு பகவான் வர்றார் ஏப்ரல் மாதம் பன்னெண்டில் குரு வந்தாலே சுப விரயம் ஒரு திருமணத்துக்காக ஒரு செலவு செய்தால் சுப விரயம் பிள்ளை வயசுக்கு வந்துட்டுது சுப விரயம் பிறந்த நாள் உண்டு ஒரு வயசு பிறந்த நாள் இருபத்தொரு வயசு நாள் பிறந்த நாள் சுப விரயம் அறுபது வயசாச்சு சஷ்டியப்தை பூர்த்தி செய்கிறேன் சுப விரயம் ஒரு நகை வாங்குகிறோம் விரயம் வீடு வாங்குகிறோம் சுபவிரயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக சில செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை குரு பன்னெண்டில் ஏப்ரலுக்கு பிறகு வருஷ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்று சொன்னீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்தால் சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வியாபாரத்தில் வலு கவனமாக இருங்கோ எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களை நம்பாதீர்கள் மற்றவர்களை நம்பி எதையும் செய்ய தொடங்காதீர்கள் வியாபாரம் மொத்த கொன்றோலும் உங்களுடைய கையில் இருக்கணும் நீங்களே முடிஞ்சளவு சென்று எல்லா காரியங்களையும் பாருங்கள் வியாபாரத்தில் அதிக அக்கறையோடு இருங்க லாபம் சம்பாதிப்பதற்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் கடினமான உழைப்பு மட்டுமே உங்களுக்கு மெய் வருத்த கூலி தரும் கடினமான உழைப்பு மட்டுமே உங்களை மேலோங்கி நிப்பாட்டும் அதனால் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேலே உள்ளவர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உங்களுக்கு கீழே உள்ளவர்களாலேயும் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்குறுத காப்பாற்ற வேண்டும் மேடையில் ஏறி கண்ணா பின்னான்னு பேசிட்டு அதை செய்ய முடியாமல் மக்கள்கிட்ட கேவலப்படாதீங்கோ அதனால் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளை பற்றியும் சொல்லிட்டேன் வியாபாரிகளும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் கடின உழைப்பை காட்டுங்கள் அதே நேரத்தில் தேவையில்லாத சந்தேகத்தை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவிக்கிடையே சந்தேகம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே சந்தேகம் சகோதரர்களுக்கிடையே சந்தேகம் தேவை நியாயமான சந்தேகம் தேவைதான் சந்தேகப்படத்தான் வேணும் த சரியான சந்தர்ப்பத்தில் ஆனால் தேவையற்ற சந்தேகத்தை எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்படுவதை தவிர்த்து விடுங்கள் நாங்கள் மற்றவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும் எப்பவும் பிள்ளைகளை நம்பித்தான் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி பிள்ளைகளும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்படாதீர்கள் நீங்கள் அன்பாக பாசமாக இருந்தால் பிள்ளைகளும் உங்களுடன் அன்பாக பாசமாக இருப்பார்கள் தவறுகள் செய்ய மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் பிள்ளைகளை நம்புகின்றீர்களோ அவ்வளவு தூரம் பிள்ளைகள் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள் நீங்கள் பிள்ளைகளை சந்தேகப்பட்டீங்கன்னா அவர்களும் சந்தேகப்படும்படியாக நடப்பார்கள் சந்தேகத்தை தவிர்க்கவும் பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் ரிஷபராசிக்காரருக்கு இருக்குது ரெண்டு வருஷமாக இந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறேன் ஐயா இப்போ ஓரளவு வாய்ப்பு வரும் பழைய கடன்களை அடைத்து விடலாம் கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டேன் ஐயா வட்டிக்கு மேலே வட்டி கொண்டி கட்டி கொண்டு இருக்கிறேன் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வ இது சரியாக இருக்கும் வேற்று மாற்று மொழியினர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அதே நேரத்தில் வாக்குவாதத்தை முழுமையாக தவித்து விடுங்கள் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை சுப காரியத்தினால் செலவுகள் உண்டாகும் அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனைகளை சென்று கொண்டீர்கள் என்ன நேர்களே ரிஷபராசி அன்பர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமைகின்றது நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ விடைபெறுகின்றேன் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்